கேரளாவில் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளைஞர் மீது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஆசிட் வீசியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கேரளாவின் போஜாபுரா பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் இருபத்தேழு வயதான இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது மாலை நேரத்தில் திடீரென வீட்டின் பின்புறத்தில் இருந்து அருண்குமாரின் அலறிக்கொண்டே வந்துள்ளார் அக்கம்பக்கத்தினர் வந்து அருண்குமாரை பார்த்தபோது அவர் முகத்தில் எல்லாம் ஆசிட் காயம் ஏற்பட்டு அவர் வலியில் பிடித்துக் கொண்டிருந்தார் இதையடுத்து உடனடியாக அவர் அடிமாலியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து அவர் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்பத்தைந்து வயதான ஷீபா என்ற பெண்ணுடன் சமூக வலைத்தளத்தின் மூலம் அருள்குமாருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது அது அப்படியே காதலாக மாற இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இருப்பினும் ஷீபாவுக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பது அருங்குமாருக்கு பின்னரே தெரிய வந்தது இதனால் ஷீபாவுடன் பேசுவதையும் அவரை தொடர்பு கொள்வதையும் அருங்குமார் தவிர்க்க தொடங்கியுள்ளார் இதனால் கோபமடைந்த ஷீபா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அருங்குமாரிடம் வலியுறுத்த தொடங்கியுள்ளார் இருப்பினும் அதற்கு அருங்குமார் மறுக்கவே அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தை கேட்டு மிரட்டியுள்ளார் இது குறித்து பேசவே கடந்த செவ்வாய்க்கிழமை அருங்குமார் வீட்டிற்கு ஷீபா சென்றுள்ளார் பேசிக்கொண்டிருக்கும் போதே மறைந்து வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து அருண்குமார் மீது வீசியுள்ளார் ஷீபா இது அத்தனை அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது அருண்குமாரின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட போலீசார் ஷீபாவை அவரது கணவர் வீட்டில் இருந்து கைது செய்தனர் ஆசிட்டை வீசும் போதும் அது அவர் மீதும் பட்டதால் ஷீபாவுக்கும் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன ஷீபாவை கைது செய்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளைஞர் மீது பெண் ஒருவர் ஆசிட் வீசியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது